வணக்கம் இப்போ நாம் சில்வர் மெகாவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை எயித்து டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஆக போகுது மார்க்கெட் இப்போ sixty nine thousand hundred and fifty seven ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ப்ரீவியஸ் டே வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இன்றைக்கும் ஆக்சுவலி கண்டினியூ ஆகிறனால நமக்கு கேண்டில் பார்க்க ரெட் கலரில் இருக்குது பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அது நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் இல்லாட்டி செல்லிங் ட்ரெண்ட் ஸோ அது மாதிரி ஒன்று க்ரீன் கலர் கேண்டில் வரும் இல்லாட்டினா ரெட் கலர் கேண்டில் வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஜூலை எயித் வந்து ஃபஸ்ட்டு கால் இந்த பைக்கால் தான் இது ப்ரீவியஸ் டே ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி போல் sell call sixty nine eight seventy டூவில் வந்திருக்கு அது sixty nine thousand hundred range வரைக்கும் டவுன் போயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து மார்னிங்கில் பை கால் வந்துச்சு சிக்ஸ்டி நைன் எயிட் நைன்ட்டியில் அதுவும் வந்து நல்லா டார்கெட்ஸாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி இந்த சார்ட்டில் நமக்கு ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து இப்போ நல்லா டவுன்லேருந்து ரைஸ் ஆகுது மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதுன்னா பை கால்னு சொல்லிட்டு வரும் ஸோ க்ரீன் கலர் கேண்டில்ஸ் அந்த மாதிரி வந்துடும் அதே மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஹைலேருந்து டவுன்ஃபால் ஆகுது இறங்குது அப்படின்னா நமக்கு அப்போ வந்து செல் கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனனால நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு sixty nine thousand hundred and forty த்ரீல பை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா sixty nine thousand three fifteen வந்து எதிர்பார்க்குறோம் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி கிட்ட ஆக போகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி sixty nine thousand three thirty வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆன sixty nine hundred and forty three இப்போ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பையிங் ரேஞ்சை விட கீழே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சடனாக ஒரு டூ கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மார்க்கெட் ரைஸ் ஆனதில் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு சில்வர் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு sixty eight thousand eight thirty two ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை நைன்த் இப்போ பார்த்தீங்கன்னா sixty eight thousand eight nineteen ரேஞ்சில் பையின்னு சொல்லி வந்திருக்கு மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா first target line sixty eight thousand nine ninety one அதுக்கு மேலே இருக்க செகண்ட் டாரட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஆக்சுவலி நம்ம பை கால் பார்த்ததுக்கப்புறம் ஒரு செல் கால் வந்துச்சு அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி இறங்குச்சு ஸோ இப்போ நாங்கள் அதையும் ஷோ பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ட்டு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த பை கால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஜூலை நைன்த் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆனது இப்போ சிக்ஸ்டி எயிட் எயிட் டுவெண்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இது வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் வந்திருக்கு பட் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து பெருசாக இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு கால் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இது இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வரும் இப்போ மா இப்போ வந்து பையிங் ட்ரெண்ட் அதுக்கு முன்ன கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் தான் ஸோ இன்றைக்கி ஜூலை நைன்த் ஓப்பனிங்கில் நமக்கு எதுவுமே கால் வரல இதுதான் அந்த பை கால் தான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஒரு செவன் டுவெண்ட்டி போல் பைக்கால் செல் கால் வந்திருக்கு sixty nine thousand two hundred ரேஞ்சில் இதில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா sixty nine three seventy two வந்துருக்கு பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் டிகராக முன்னாடியே நல்லா இறங்கி செகண்ட் டரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கு previous call buy call so அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் ஓப்பனிங்லேயே பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா one o'clock sixty nine hundred and forty த்ரீல வந்தது sixty nine thousand six hundred range market மார்க்கெட் தொடர்ந்து ரைஸ் ஆச்சு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் இப்படி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்துச்சு பைக்கால் வந்தது ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்றதுனால நமக்கு வந்து அது செல் காலாக மாறுச்சு அடுத்து இன்றைக்கி ஜூலை நைன்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு இப்படி தான் கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்திருக்கு வந்திருக்கு அந்த பைக்கால் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதா இல்லை ஸ்டாப்லாஸ் ஆன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஆகுது நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு sixty eight thousand nine sixty nine தௌசண்டே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ சடனாக ஒரு சிங்கிள் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மோர் தென் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு சிங்கிள் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுக்கு ப்ரீவியஸ் டேயும் என்ன நடந்துச்சுன்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இதை வச்சு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ